சோகல இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கணக்கான தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ் அதுக்கப்புறமா பெல் பட்டன் ஒன்று இருக்கும் அது சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் வரும் ஓகேவா அது வந்துட்டு அமுக்கணுன்னே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வளர்ந்து பார்த்தீங்களா அந்த பெல் பட்டன் அமைக்கணும் ஓகேவா அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் அமைக்கி வேறு லெவல் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இந்த இனிமையாக வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல ஒன்று இல்லை அது மாதிரி தான் ஆச்சு வேறு ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் பயப்படாத தேவையில்ல முதல் கொண்டு எப்படி அடிச்சுருவாங்க இல்லை அது மாதிரி அடிச்சுட்டாங்க சரி டாப் கிரிமினல் பண்ணையும் தான் அடிக்கணும் அவன் விட்டு ரொம்ப படுமுகப்பட்டு எழுதிட்டு இருக்கான் இந்த பையன் ஃபுல்லாக அடிக்க முடியலை சரி ரைட்டு பாப்பு இன்னும் மூணு பேர் இருக்கான்னு சி ரெண்டு பேர் தான் இருக்காங்க டாப் கிரிமினல் மேடம் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்ப்போம்னு பார்த்தா டே அங்கிட்டு ஏன்டா போகிற லூசு பையலே லூசு பையலே லூசு பையலி அங்கே போயிட்டு இருக்கான் பாருங்க இருந்தால் இருந்தாப்புல மண்டை குளராயிட்டுன்னு நினைக்கிறேன் டே இன்னும் ஏய் மண்டை குளரானவன் ஏய் இவன் என்ன லூஸ் தனமாக விளாண்டுட்டு இருக்கான் அட அட அட என்னடா இது இல்லை ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவனுக்கு வந்து லைட்டாக மண்டை கோலா ரைட்டாக தான் இந்த மாதிரி பண்ணிட்டான் சரி ரைட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்ட இருக்காங்க யா மெடிக்கிட்டே போட்டுக்கிட்டே இருக்கீங்களே என்னையா செய்ய பிடிக்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா ஒன்றும் செய்ய மாட்டேங்க ம் இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் எங்கடா இருக்கு வார டே எங்கேருந்து போகிற எங்கே போகிறேன்னு தெரிய மாட்டேங்குது அக்கா ரொம்ப பயப்படுத்து அக்காவை பயன்படுத்தாத அதுக்கப்புறம் அவ்வளோதான் பிளாக் ஷாரை போக வந்துடுவோம் அக்காவை பயமுறுத்தினா எங்கே இருக்க எங்கே இருக்கீங்க தெரிய மாட்டேங்குது ஜோன் வேறு சிங்க் ஆகிட்டு இருக்கு அக்கா ரொம்ப ஹார்ட் பீட் எழுதிட்டு இருக்கு இங்கிட்ட எடுப்பி தெரியலையே டே டே டே அப்படா இல்லை இங்கே இல்லை அப்போ எங்கே தாடா இருக்கே வண்டி ஆகிட்டு இருக்கியா எங்கே இருக்கேன்னு தெரியலையே டே எங்கடா இருந்தேன் படாரணும் பூஜை பிள்ளை வந்து அடிச்சு போய்க்கலே அதுக்கிட்டு இருக்கான் சிக்னல் காமித்து விட்டான் அதனால் அக்கா பறந்து ஒரு ஜம்ப் பண்ணி விட்டார்கள் அக்காவுக்கு ரொம்ப ஹார்ட் பீட் போய் டப்பு டப்பு டப்பு டப்பு என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படி ரொம்ப இதாக இருக்காங்க சரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன் அடிச்சாங்க அடிச்சாங்க அடிச்சாங்க Nah, maju jadi pemain lihat aku nyuruh duit penibar guys. போட்டு ரொம்ப பாடுபட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அந்த அந்த பையன் அதுக்கு மேலே பயந்துகிட்டு இருக்கான் அங்கே போய் உட்காந்துக்கிட்டான் டே அக்கா ரொம்ப அடிக்காதீங்கக்கா அப்படிங்க அவன் என்ன செய்யறதுன்னு தெரியலையே இவன் லைட்டாக அழுத்துறாங்க அவங்க லைட்டாக அழுத்துறாங்க என்ன நடக்க போகுது என்னங்க இது ஒன்றும் புரிய மாட்டேங்குதே சகுனமே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வாங்கண்ணே வந்துட்டாங்க வந்துட்டாங்க அழுத்து அடிச்சு கிட்டத்தில் வந்து உட்காந்துட்டாங்களே எப்போடா எங்கள் அக்காவை ஃபிஷ்லேனி அடி அடிச்சிருவியா எப்படி ஃபிஸ்ட் அடித்து கொண்டுருவியா எப்படி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் சரி ரைட்டு ஓ மொதல் ரவுண்டு ஜெயிச்சாச்சு கேஸ் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டாவது ரவுண்டு என்ன நடக்கும்போது அப்படி சுட்டி வெயிட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த ரவுண்டு என்ன கண்ணு எடுக்கப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் சவுண்ட் எடுத்துக்கலாமா இல்லை எந்த கண்ணு எடுத்துக்கலாம் என்ன கண்ணு எடுக்கலாம் எம்பிஃபை எடுத்துக்கலாம் எம்பிஃபை மட்டும் தான் எடுக்க முடியும் சரி ரைட் எம்பிஃபை எடுத்தாச்சு ஓகேவா ஸோ என்ன இங்கே நடக்கும்போது இங்கே நடக்கும்போது அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி இன்னுமே லைக் பட்டனை போடாமல் இருப்பீங்க ஓகேவா லைக் பட்டன் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் பட்டனை டச் பண்ணி விட்ருங்க ஒரு டச்சு தான் எனக்கு அதில் என்ன நடக்குது அப்படி டச் பண்ணி விட்ருங்க ஓகேவா ஸோ டச் பண்ணிட்டு ஓடுவோம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இங்கே எனக்கு புதுக்கி எனக்கு புதுன்னு தெரில சரி ரைட் அங்கே ஒரு குத்து குத்திட்டு பெரிய கொண்டு ஓடிட்டு இருக்கேன்டா டே போன ரவுண்டு ஸ்கோக் இந்த மேட்ச் பாருங்கடா அட்டியம் விட்டு போடுறா அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான் என்ன நடக்குது என்ன நடக்குது எல்லா வாங்கடா வாங்கடா வாங்கடா எல்லாய் அவ்வளோதானே தாய் ஒருத்தர் அடிச்சிங்களா எலாய் போட்டு உரண்டி இன்னும் மூணு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க ஐயோ ஐயோ அப்பாடே அடிச்சாச்சு ஓகேங்களா அடிச்சாச்சு இன்னும் மூணு பேர் ரெண்டு பேர் இருக்காங்க அப்பாடா ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் டே டே டே டே டே வேணாம் அந்த இருக்காங்க அடி கரெக்டாக மண்டையை காட்டு மண்டையை காட்டு மண்டையை காட்டு மண்டையை காட்டு கரெக்டாக முடிக்கானே டேய் மண்டையை காட்டுறா டேய் ரெண்டு பேர் இருக்காங்க அங்கிட்டு ஒருத்தர் இருக்கான் நான் பார்த்துட்டேன் சரி ரைட்டு இந்த ரெண்டு பேர் எப்படி அடிக்கிறதுன்னு தெரியலையே அதோட பே முடி முடிச்சுட்டு இருக்கேன் டேய் அங்கே ஒருத்தர் ஓடிட்டு இருக்கான் போட்டு அந்த அங்கிட்டு ஓடிட்டு இருக்கான் ஏ என்ன ஓட்டம் ஓடுறான் ஒலிம்பிக்கில் ஒன்று நம்பர் தான் எல்லாம் ஓடுறாங்க ம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஓடுவோம் தெரித்து ஓடுவோம் ஐயோ பின்னாடி இருந்து அடிக்கடா அசிங்கமா நல்ல குடும்பத்தில் பிறந்தவனா நீ புறமுதுலேருந்து அடிச்சிட்டு இருக்கேன் ம் பார்ப்போம் எம்பி வச்சுட்டு ஐயோ இவ்வளோ துரத்து பிரயோஜனமே இல்லாமல் ஆக்கி விட்டான் நம்ம டாப் கிரிமினல் மடையன் சரி ரைட் பாப்புன்னு ஒருத்தன் இருக்கான் எனக்கு போது எனக்கு போது ஆப்ஷன் பார்ப்போம் எனக்கு போது இன்னும் ஒருத்தன் மட்டும் இருக்கான் அடே அங்கே தாண்டா இருக்கா அழுத்துடா போடு வேற லெவல் நம்ம தான் இழுக்கட்சி தான் எப்படி தான் நம்ம தான் கிடச்சிக்கோன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டாவது ரவுண்டு ஜெயிச்சாச்சு கேஸ் அந்த ரவுண்டு போது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க கைஸ் அப்படின்ட்டு இந்த வாட்டி என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஏசி எயிட்டி கன் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஏசி எயிட்டி கன்னு நமக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடும் ஓகேவா ஸோ எதுக்கேடா எதுக்குடா உனக்கு ஏசிஐ டிகன்னு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்சை பாருங்கள் கைஸ் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்மளாம் சும்மா வேறு லெவலுக்கு ஹெட் அடிச்சுக்கிட்டே இருப்போம் அதனால தான் இந்த கண்ணை வந்து எடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ சும்மா ஸ்மூத்தாக தூக்குனாலே இந்த கண்ணு ஹெட் விழுந்துரும் ஸ்கின்னே தேவையில்லாம ஸ்கின்னே இல்லாமல் ஸ்கின் காட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கண்ணு ஸோ நீங்களும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் வேறு லெவல் காட்டுங்க ஓகேவா ஸோ அப்படின்னு ஓடி கொண்டு இருக்கும் ஏசி ஏசிஐடி கண்ணை வச்சுட்டு அடிக்க இருக்கும் எங்கடா இருக்க எங்கே இருக்கிறோய் அந்த வந்துடா அடி அஜிஜோ ரேஞ்சு கிட்ட அடி அடி அடி அஜய்யோ மிஸ்பேர் ஆகிட்டே மிஸ்பேர் ஆகிட்டேன் சரி மெடிக்கிட்ட போடுவோம் ம் மெடிக்கிட்ட போட்டுக்கிட்டே இருப்போம் என்னோட போது அடிச்சிடலாமா ரொம்ப பயமாக தான் இருக்குது சரி அங்கிட்டு ஓடிடுவோம் ம் தர பயமாக தான் இங்கிட்டு ஒருத்தருக்காம பாருங்க இங்கிட்டு ஒருத்தங்க இருக்கா அட்டி போட்டு இப்போ இப்போ புரியுதா எதுக்கு இந்த கிணறு பிடிக்குதுன்னு அதான் ஏசி எயிட்டி பவர் அப்படி சொல்லிட்டு இவன் அடிச்சாச்சு இன்னும் மூணு பேர் இருக்காங்க டே ஜிஎம் போன் என்னடா பேர் அடிட்டிங்களே சரி ரைட்டு இங்கிட்ட ஒருத்தன் இருக்கான் என்ன செய்யறது ரெண்டு பேர் இருக்காங்களே அங்கிட்ட லெஃப்ட் சைடு இவன் அடிக்கும்போது அவன் அடிச்சிட்டானா என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல சரி ரைட்டு இங்கே ஓடுவோம் இங்கே ஒருத்தன் இருக்கான் ஓகேவா ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கான் ஓடுவோம் டக்க டக்க டக்க டக்க டக்க டக்குன்னு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் டேய் அதுக்குள்ள அங்கே ஓடுறான் பாருங்க டேய் டேய் போட்டு அப்பாடா அடிச்சாச்சு அங்கிட்ட ஒருத்தர் இருக்கான் அதனால் அவ்வளோ அடிக்கலை பார்க்கல போல சரி ஏ அதுக்குள்ளே எங்கடா போனேன் கிளி இருக்கியா பதியம் பயம் பொறுத்தாத டக்குன்னு சரி கடன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸ்டப்புன்னு பயன்படுத்திடுறான் என்ன செய்யறது சரி ரைட்டு மெடிக்கிட்ட போடுவோம் எனக்கு போது எனக்கு போது மெடிக்கிட்ட போட்டாச்சு அங்கே இருக்கான் அழுத்து அழுத்து அழுத்து அதெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம் ஐயையோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சாவடிச்சு புட்டாங்களே இதுக்கு தான் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகாதுங்கிறது ஓவர் கான்ஃபிடென்ஸோடு இருந்தால் இப்படி தான் இது என்னைய மாதிரி செத்து கிடக்கும் பார்த்தீங்களா எப்படி ஹேர் ஸ்டைல் பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் சரி ரைட்டு அடிச்சுட்டாங்க அடுத்த ரவுண்டு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்ட கோபத்தோடு இருக்கும் பிளாக் ஸ்டார் எஃப்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சில் என்ன என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஷார்ட் கன் தான்டா எடுக்கணும் அப்போ தான்டா வேறு லெவல் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஷார்ட் கன் எடுத்துவோம் double shot gun double shot gun எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது ஐயையோ எடுக்க முடியவில்லையே சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஏசிஐடியே எடுத்துவோம் அப்படி சொல்லிட்டு எடுத்தாச்சு ஏசிஐடியே இதை வச்சுட்டு ஆனால் கிட்டத்தில் அடிக்கும்போதே சரி பார்ப்போம் வேற அடிக்கலாம் நம்ம வந்துட்டு பெரிய ப்ரோ பிளேயர் ஆச்சு அதனால தான் சரி ரைட்டு ஏ வெகம் டே என்ன வகம் ஓடுறானுங்க சரி ரைட்டு ஏ எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு ஏற்ற மட்டும் கரெக்டாக விழுந்துருது ஓடு ஓடு அஜிஜோ இங்கிட்டு ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கேன் என்னுடைய ஏழாம் அறிவு சொல்லிவிட்டது டே உன்னைய பார்த்துட்டேன்டா நான் பார்த்துட்டேன் ம் தலையை தலையை காட்டிட்டு இருக்கான் ஐயோ நம்ம டீமேட்டை வர அடிச்சு விட்டாங்களே ஐயோ அப்பா இவ்வளோ போட்டாச்சு அதுக்குள்ளே குளுவால் போட்டு குளுவால் போட்டுன்னு போட்டு உயிராக வாங்கிட்டு இருக்கானுங்க என்ன செய்யறது கெல்ப் மீ கெல்ப் மீன்னு போட்டு உயிராக வாங்குறானுங்க சரி போட்டாச்சு போட்டாச்சு அது ரெண்டு பேரும் அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே ஒருத்தன் இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி அழுத்திட்டு இருக்கோம் ஐம்பது அப்பாட சாவடித்து விட்டான் வேற லெவல் சந்தோஷம் ம் பரவாயில்ல அடிச்சிட்டாங்க உயிரை கூடுறா உயிரை கூடு ஐயோ நீ திரும்பக்குள்ளே நீங்கள் செஞ்சு போயிட்டியா ரொம்ப சந்தோஷம் டாப் கிரிமினல் மண்டையா காப்பாற்றுங்க ஐயை அப்பாட்டு ஐயோன்னு சொல்ல வந்தேன் ஐயா அடிச்சு பரவாயில்ல அடிச்சிட்டான் ம் சரி பரவாயில்ல காப்பாற்று காப்பாற்று காப்பாற்று காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுங்க அவள் அதை தான் அவன் அவளை காப்பாற்றாத அவன் காப்பாற்றாதான் அவன் பாட்டு என்னையும் முதல்ல காப்பாற்றுங்க ஏ போச்சுடா போ நடுவில் கிடந்து பல்லாங்குழியில் விளாண்டுட்டு இருந்தால் இப்படி தான் சரி ரைட்டு அடுத்த ரவுண்டு பார்ப்போம் ரெண்டாவது ரவுண்டு ஜெயித்து விட்டார்களே அவர்கள் ஜெயித்து விட்டார்களே மூணாவது ரவுண்டு தாண்டா சம்பவத்தை கட்டணும் அதுக்கு தாண்டா டபுள் சேர்க்கன் எடுக்கணுங்கிறது டபுள் சேர்க்கன் எடுத்தால் தான் செமையாக அடிலாடலாம் ஆனால் ஏசிடி தான் போன வேண்டிய இருக்க வேண்டியது ரைட்டு டபுள் ஷோன் எடுத்து விளாடுவோம் இந்த கன்று தான் உண்மையிலே சொல்லணும் சீன் ஸ்கின் இல்லாமல் சீன் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கன்று so six five four three two one ஆ ஓகே வேக வேகமாக ஓடுவோம் ம் கோவம் வந்துட்ரா டாய் ரெண்டு ரவுண்டு டா ரெண்டு ரவுண்டு ஜெஸ்டிங்கில் இந்த பிளாக் ஸ்டார் இப்போ கூட ஜெயிக்க முடியுமா வாயிலே நம்ம தான் வளர்ந்து வெறி கொண்ட ஓடி ஓடிக்கொண்டு இருக்கும் பிளாக் ஸ்டார் ஆஃப் அடி அட் பாடி போட்டு என்னடா நம்ம வர இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் என்ன செய்யுது என்ன பண்ணுறது டைஸ் டேய் இங்கே இருந்தால் அடிக்க முடியுமா இங்கே ஒரு பச்சை பச்சைன்னு தெரியுதே டாய் அங்கே சவுக்கில் காமிக்க மாட்டேங்க எப்படி காமிச்சது போல சே ரைட்டு போவோம் போடு அழுத்து ஐயோ அப்பா அடிச்சாச்சு ஏன் போடு வேற லெவலில் இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க நீங்கள் அப்படி தான்டா டீம்மேட்ஸ்லாம் இப்படி வெறு கொண்டு செயல்பட்டால் நான் ஏன் வேலை செய்ய போகிறேன் நம்ம பாட்டுக்கு இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி இதில் ஏசி கிடச்சிட்டு அடிச்சிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு கண்ணு சட்டு சட்டு கிடைக்கணும் அழுத்து அழுத்து அழுத்து போட்டு வேற லெவல் இன்னொருத்தன் தான் இருக்கான் டேய் என்கிட்ட வந்து மண்டையை காமிடா வந்து ரெண்டு பேர்த்தையும் காமிச்சிடாதடா டேய் குழு ஓட போட்டான்டா குழு ஓட போட்டான் டேய் டேய் டேய் டேய் டேய் அஜிஜோ இவனும் அங்கே போட்டிருக்கானே அடிச்சு போடு வேற லெவல் சரி ரைட்டு மூணு ரவுண்டு ஜெயிச்சாச்சு இன்னும் ஒரு ரவுண்டு தான் இருக்குது கைஸ் அந்த ரவுண்டு மட்டும் ஜெயிச்சிட்டோம் பிளாக் ஸ்டார் ஆஃப் கிங் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த நாட்டுக்கு வந்துட்டு நிரூபிச்சிடலாம் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஒரு என்னென்னமோ சொல்லுவோம் சரி ரைட்டு அது பரவாயில்ல இருக்கட்டும் என்னென்ன எடுக்கணுமோ அப்படின்னு எடுத்தாச்சு ஓகேவா நம்மளுக்கு எப்பவுமே டபுள் சங்கன் ஏசிடி தான்யா இதான்டா கிங் அப்படின்ட்டு எடுத்தாச்சு வெளியே விடுங்கடா வெளியே திறந்து விட்டுங்கடா டேய் நான் ரொம்ப கடுப்பில் இருக்கேன்டா இந்த ஒரு மேட்ச் தான்டா ஜெயிக்க போடுறேன் நான் ஜெயிச்சிருவேன்டா நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிக்க போகிறோமா இல்லையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் போர் அடிக்கும் வரை இருக்கிறோம் பிளாக் சார் அப்போ இருக்கிறார் ஆ ஒழுவோம் ஒழுவோம் ஏசி ஐட்டி எடுத்துகிட்டு டே அங்கிட்ட ஒரு டச் வச்சாச்சு ஆ எல்லா இடத்துலையும் ஒரு டச் வச்சுட்டு போயிடணும் ஓ ஐம்பது ஐம்பது எல்லாம் உனக்கு ஒரு டச் வச்சுட்டோன்னா அப்போ தான் நமக்கு ஈஸி போட்டு அடி முந்நூறு வேற லெவல் சந்தோஷம் ஆ அங்கிட்ட ஒருத்தன் மண்டையை கட்டுறான் போடுங்க அடி அஜோ அஜிஜோ அங்கே எல்லாருக்கும் கெட்டு உள்ளது இல்லை அது வந்து எதிர்ப்பு எல்லா இடத்துலையும் தயிர் சாதம் எதிர்பார்க்கலாமா அப்படின்ட்டு இங்கிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் டேய் டேய் அப்போ நல்ல வேலை உயிர் கொடுக்கல நம்ம தானே நானும் உயிர் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினச்சேன் இங்கிட்டு இருக்கான் பாருங்க அழுத்துடா போடா பாடா அஜி இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் டேய் அவனையும் அடிச்சுட்டா மேட்ச் ஜெயிச்சிருவான்டா டேய் ஜெயிச்சு கொடுத்துருங்கடா டேய் ஜெயிச்சிருங்கடா ஜெயிச்சிருங்க ஜெயிச்சிருக்கே ஜெயிச்சிருக்கே ஜெயிச்சிருங்க ஜெயிச்சு அப்பாடா ஜெயிச்சாச்சு தந்தோஷம் தந்தோஷம்